ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நான் கோகோனட் ரைஸ் பண்ண போகிறேன் கோகோனட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆனியனு ஸோ பெரிய வெங்காயத்தில் நான் ஒரு மூணு ஸ்பீஸை ஆனியன் எடுத்து அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எப்போதுமே வந்து வெரைட்டி ரைஸில் வந்து புதினாவும் மல்லித்தலையும் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருந்ததாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து புதினாவும் மல்லித்தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா ரம்ப இலை ரம்ப இலை வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை பட் ரம்ப இலை போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளஸ் என்னென்னா இது சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் நம்ம எப்போதுமே கோகோனட் ரைஸில் நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் க்ரீன் சில்லி ஒரு நாலு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட அடிஷ்னலாக தேவையானது நம்மளுக்கு கோகோனட் பவுட்ரு கோகோனட் பவுட்ரு இல்லாதவங்க ஆக்சுவலி கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க கோகோனட் மில்க் நீங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹாஃப் கப்பு கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க அதுதான் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் இதோட ரைஸை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு அந்த தாளிக்கிறதுக்கு தேவையான கிராம்பு சோம்பு ஏலக்காய் பட்டை இப்போ வாங்க நம்ம கோகோனட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸோ கேஸை ஆன் பண்ணுவோம் நல்லா சட்டி நல்லா சூடாகட்டும் நல்லா சட்டி சூடானோன்னு நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு கடாயை ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லா ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானோன்னு நம்ம தாளிக்கிறதுக்குள்ளது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை அப்படியே போடுறேன் நல்லா வெடிச்சு வச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இதோட என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரீன் சில்லி நல்லா கிள்ளி விட்டுக்கோங்க அடுத்து ஆனியன் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போவுமே நான் இதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு முன்னாடியே போடுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் நம்ம நெக்ஸ்ட்டு டைம் அடுத்து ஆட் பண்ணும்போது அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் நல்ல ஆனியன் கலரு நல்லா சேஞ்ச் ஆகணும் ப்ரௌன் கலராக ஆகிற வரையும் இதை நல்லா அப்படியே ஆயிலே இதை வந்து குக் பண்ண விடுங்க ஸோ இதுவே நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு இதோட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு ஸோ இதை நல்லா ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இதில் எனக்கு டூ ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் பெரிய ஸ்பூனில் ஸோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இட் மீன்ஸ் ஜிஞ்சர் காலி அந்த ராஸ் ஸ்மெல்லு நல்லா போகணும் அது எண்ணெயில் நல்லா வெந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம ரம்பையில் ஆட் பண்ணணும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இந்த கோகோனட் ரைஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆனியனை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ண விடணும் அட் த சேம் டைம் கருக விட்டுறக்கூடாது ஸோ எனக்கு தேவையான நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் கலரை நல்லா ஆயிடுச்சு இப்போ நான் இதில் இந்த ரம்பு இலையை இதில் போடுறேன் அதோட புதினா மல்லித்தலையில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதை ரொம்ப நீங்கள் குக் பண்ண விட வேணாம் ஏன்னா அது கொஞ்சம் ஆயிலில் குக் ஆனதுக்கு பிறகு வர்ற ஃப்ளேவர் தான் இதோட ஸ்பெஷலு ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க நல்லா லைட்டாக ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அப்படியே குக் ஆகட்டும் இந்த ராஸ்மல் போகிற வரையும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க முக்கியமான எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது நான் அதில் என்னென்னா எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான் நாலு கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால அந்த கப்பால் நான் வந்து எட்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு கோகோனட் மில்க் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு கப்பு ரைஸ்னா ஒரு கப்பு கோகோனட் மில்க்கு எடுத்துக்கணும் இதோட நான் எடுத்து வச்சுருக்க coconut milk powder coconut milk powder நான் அதை ஆட் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்றேன் கொதித்ததுக்கு பிறகு இதோட நம்ம ரைஸும் சால்ட்டு பார்த்து நம்ம இதில் போட்டுற வேண்டியதான் இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூட வச்சிடறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்னொரு ரசம் வைக்கும்போது வரும் இல்லையா அந்த மாதிரி நுர நுறையாக வர மாதிரி வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ரைஸு நம்ம இதில் போட்டுற வேண்டியதான் ரைஸ் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது வெரைட்டி ரைஸில் போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் பார்த்து போட்டுக்கணும் சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் குக்கர் எதுவுமே வைக்கலை இப்போ என்ன செய்யணும்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சோன்னே வைக்கிறேன் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அகெயின் டென் மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இதை அப்படியே தம்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிரும் ஆல்மோஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே தம்மில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கோகனட் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும் டென் மினிட்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுக்கு கோகோனட் ரைஸ்ட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஃபுல்லாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் நான் எந்த குக்கர் எதுவுமே இல்லாமல் செஞ்சது இந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு செமையாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ரம்பையிலனால uh, ஓகேங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கோகோனட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க இதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் thank you so much friends bye